நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரக்கர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம் நற்றிணையின் வெற்றி படிகள் நற்றிணை நேயர்களுக்கு வணக்கம் அனைத்தும் கற்றுத்தந்த அம்மா பெண் என்பவள் வெறும் அம்மா மட்டுமல்ல இன்னொரு பிரம்மா பாலூட்டி தாளாட்டி சீராட்டி நம்மை சீர்தூக்கி கற்றுத்தரும் தன்னலமற்ற தியாக மறு உரு அம்மா எம்மா மந்திரமும் அம்மாவின் முன் தோற்று போகும் தந்தை உட்பட அனைத்து உறவுகளையும் நமக்கு அடையாளம் காட்டி பாடம் சொல்லித்தரும் முதல் ஆசான் அம்மா நேரில் நின்று நான் காணும் தெய்வம் அம்மா ஆ என்பது உயிரெழுத்து இம் என்பது மெய்யெழுத்து மா என்பது மெய் எழுத்து ஒரு பிள்ளைக்கு உயிராக மெய்யாக உயிர் மெய்யாக விளங்குபவள் தான் அம்மா கருவறைக்குள் கடவுள் தரிசனம் கிடைக்கும் ஆனால் கருவறைக்கு வெளியே கடவுள் தரிசனம் அவள்தான் அம்மா உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார் என பக்தி பாடலில் பாடுவார் சிவன்புரியார் சீர்காழியில் அழுது கொண்டிருந்த ஞான சம்பந்தனுக்கு அமுதப்பாலை பொற்கிண்ணத்தில் கொடுத்தாள் தாய்மை உள்ளம் கொண்ட பார்வதி தேவி அன்மகனாய் இருந்தாலும் சிவபெருமான் தாயாய் மாறி தாயில் மாணவரானார் பள்ளி பாடத்தை ஒழுக்கத்தை அன்பை பண்பை பாசத்தை நலத்தை சுட்டரித்து பொதுநலத்தின் நலத்தின் முழு வடிவமாய் திகழ்பவள் தான் அம்மா சூடா இருந்தால்தான் கணவன் சாப்பிடுவான் சுவையா இருந்தால்தான் மகன் சாப்பிடுவான் மிதமா இருந்தால்தான் மகள் சாப்பிடுவாள் இருந்தால் இருந்தால்தான் தாய் சாப்பிடுவாள் தனக்கென வாழாது குடும்ப நலனை பெரிதும் பேணும் தெய்வம் அவள் வாழ்ந்து காட்டியவள் அம்மா எந்த பேதமும் கருதாமல் பெற்ற பிள்ளைகளுக்காகவே மெழுகுவர்த்தி பால் தன்னை உருக்கிக் கொண்டு лайком.